போடு ஆடாப்பா யாரா நீ ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் இட் ராங் ஓஹோ அப்பா எவ்வளோ ஜூஸ் என்னடா சொல்லி வாய முடியும் என்ன இது என்னன்னு தெரியலையா ஓ ஷட்டர் திறக்கிற பார்த்தாங்க சரி டேய் ஓ நுறையா யாரா உனக்கு டேய் எலுமிச்ச பழம் ஜூஸ் போடுறாரு பார்த்தாலே <laughs> It really makes my life a better place. Thank you. நாய் பாருங்க என்ன வேலை பண்ணது பாருங்க சட்டை பிடிச்சி போயினா இருப்பாங்க if you replaced your vape with a water bottle? Just your vape. A vape means? Vape na? middle school, and I'm sure it will be. நம்ம ஊர் பையன் Just a regular day. இவன் பயமுறுத்து நின்ட்டு இவனே பயந்து சாவறான் யாருடா நீ டேய் Oh நீ yeah. தான்டா பயமுத்துனாங்க Thankfully that Walmart puts the backpacks next to the school supplies. Yo, what's good, bro? It's been a while. How's it been, man? Boys will understand டேய் சாப்பிட விடுறாங்களே வாயில் போட்டு துருதுருதுரா It's RGB. mo- Watermelon. Oh, sweetie. That's boys style bro வீட்டுக்குள்ளே கோல்ஃபா என்னடா நாய் இன்னமும் பண்ணிட்டுருக்கு பூனையா அது எதுலேயும் அடி வாங்கிட்டு போச்சு அது ஏய் நீ நீடா கோமாளி நீடா எல்லா வெளியோடு விழுந்துடுற நீ வர்றா நீ டேய் ஏய் மீட்ரா நீ மாட்டிச்சு போல இருக்கு இல்லை ஐ குடன் ஸ்டாப் அந்த பொண்ணு ஏதோ அடிபட்டுருக்கு போல் டோர் தானாடுது சி அது ஒழுங்கா கம்முன்னு இருக்குமா karma is a boomerang bro That's right. So we're gonna stand up and fish, okay? Let's get it. Oh, what else? needs to be cops in shot? America என்ன வயசான How ஆளா about that இருக்கான் black thing sitting there? Money my girlfriend made just from selling fans. That's all she's. Only fans. That's it. All she sold was fans, and she made this much money. ஓ காசு ஏமா சொல்கிறான் அவனை புரியுது <laughs> அதுக்கு தான் நம்ம பழைய காலத்து மரத்து மேலே ஏறி நிற்கக்கூடாதுன்றது வரேன் வரேன் சீஸ் கொடுத்து வரேன் தலைவன் சீஸ் கொடுத்துட்டு வரேன் தக்லீஃப் ஏதாவது பண்ணுவோன்னு தெரியலையா ஏய் சீஸ் கொடுக்குறான்டா <laughs> ஏய் மச்சான் இதுவா ஓன்னு பாருங்களேன் அது we jump street. And we about to jump in your ass. Oh, I feel in the beard. அரிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஓ டாக் வரா தலைவன் ஒரு இழுத்து போட்டான் போயிரு ஓடா அந்த பக்கம் பிரெட்டு வேணான்னு சொல்கிறானா பார்த்துட்டான் அவன் ஸ்க்ரீனிங் லைக் ஃபாதர் புரியலையே சொன்னான்ட்டு டேய் ஒழுங்காக கரெக்டாக போடுற சார்ஜர் பின்ல கண்ணை மூடிட்டு யோ யாரும் பக்கத்து வீட்டில் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லி ஓட்டை போட்டு வந்துருக்குறோம் இது மிக்சரா சைடு டேய் நீ ஏன்டா அப்படி குதிக்கிற this is the best tattoo tattoo